தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நேற்று நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுகுறைந்து இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வட தமிழகம் புதுவை கடற்கரை ஒட்டியுள்ள பகுதியில் நிலவுகிறது இது தொடர்ந்து மேற்கு திசையில் நகர்ந்து தமிழகம் கேரள பகுதியில் கடந்து அரபிக்கடல் பகுதிக்கு செல்லும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடகிழக்கு பருவமழை தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் மிக தீவிரமாக உள்ளது பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது ஆறு இடங்களில் அதி கனமழையும் பதினாறு இடங்களில் மிக கனமழையும் நூற்றி எட்டு இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக சீர்காழியில் நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது இது கடந்த நூற்றி இருபத்தி ரெண்டு ஆண்டுகளில் பதிவான மிக அதிகபட்ச மழையாகும் வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரையில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பனிரெண்டு பதிமூன்று தேதிகளில் பரவலாகவும் பதினான்கு பதினைந்து தேதிகளில் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனம் முதல் மிக கனமழையும் சென்னை முதல் கடலூர் வரையிலான வட கடலோர மாவட்டங்கள் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் திருச்சி உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு வட தமிழகம் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் பலத்த காற்றானது மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் வட தமிழக கடற்கரை பகுதிகள் தெற்காந்திர கடற்கரை பகுதிகளுக்கு அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் பொதுவாக மிதமான மழை பெய்யக்கூடும் நகரின் சில பகுதிகளில் கனமழையும் பெய்யக்கூடியதற்கு வாய்ப்பு உள்ளது வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் கடந்த ஒன்று முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பதிவான மழையின் அளவு இருபத்தி ஒன்பது சென்டிமீட்டர் இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் இது இயல்பை விட பனிரெண்டு சதவீதம் அதிகம் சென்னையை பொறுத்தவரையில் பதிவான மழையின் அளவு ஐம்பத்தேழு சென்டிமீட்டர் இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு நாற்பத்தைந்து சென்டிமீட்டர் இது இயல்பை விட இருபத்தேழு சதவீதம் அதிகம் தமிழகம் மற்றும் புதுவை பொறுத்தவரையில் ஒரு நாளில் கிட்டத்தட்ட நேற்று முதல் இன்று வரையான காலகட்டத்தில் பதினைந்து சதவீதம் இயல்பை விட நமக்கு அதிகமாக கிடைத்திருக்கு நேற்று வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் மூணு சதவீதமாக இருந்தது இன்று ஒரே நாளில் நமக்கு ப்ளஸ் பன்னெண்டு சதவீதம் போயிருக்கு ஒரே நாள் நிறைய பரவலாக இருக்குது நேற்று ரெட் ரெட் அலர்ட் கொடுத்துருந்துருக்கோம் நேற்று டெல்டா டெல்டா மாவட்டங்களில் நம்ம ரெட் அலர்ட் கொடுத்துருக்குறோம் டெல்டா மாவட்டங்களில் ரெட் அலர்ட் கொடுத்துருந்துருக்கோம் கடலூர்லேயும் டெல்டா ரெட் அலர்ட் கொடுத்துருக்கோம் நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் மிக துல்லியமாக அப்படி சொல்ல முடியாது அந்த ரேஞ்சே வந்து எக்ஸ்ட்ரீம் மூணு கேட்டகரி தான் இருக்குது மேலே எக்ஸ்ட்ரீம் கேஸ் இருபதுக்கு மேலே எது போனாலும் எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் தான் அந்த கேட்டகரி நம்ம ஏற்கனவே ரெட் அலர்ட் கொடுத்துருக்குறோம் இந்த சீர்காழியில் அந்த எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் நாற்பத்தி மூணு சென்டிமீட்டர் பதினாறு பொதுவாக மேக வெடிப்பு இல்லை மேக வெடிப்பு என்பது வந்து என்னென்னா அதற்கு முன்பு மழை இல்லாமல் இருக்கணும் அதற்கு பின்பு மழை இல்லாமல் இருக்கணும் மிக குறிய எடுத்து ஒரு மணி நேரத்தில் மட்டும் மழை பெய்வது தான் இது வந்து காற்றழுத்த தாழ்வு நிலையால் ஏற்படக்கூடிய மழை நான் பார்த்தீங்கன்னா நேற்று இருந்தே தொடர்ந்து அந்த இடத்துல மேகக்கூட்டங்கள் இருந்த காரணத்தினால உங்களுக்கு மழை பெஞ்சிருக்கு தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நேற்று நிலவி வந்த ஆழ்ந்த குறைந்தற்ற கா குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வட தமிழகம் புதுவை கடற்கரை பகுதிகளில் நிலவுகிறது இது தொடர்ந்து மேற்கு திசையில் தமிழகம் கேரள பகுதிகளை கடந்து அரபிக்கடல் பகுதிக்கு செல்லும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக உள்ளது பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது ஆறு இடங்களில் அதி கனமழையும் பதினாறு இடங்களில் மிக கனமழையும் நூற்றி எட்டு இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக சீர்காழியில் நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது இது கடந்த நூற்றி இருபத்தி ரெண்டு ஆண்டுகளில் பதிவான அதிகபட்ச மழையாகும் சீர்காழியை பொறுத்தவரை வானிலை முன்னறிப்பு பொறுத்தவரை தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பனிரெண்டு பதிமூன்று தேதிகளில் பரவலாகவும் பதினான்கு பதினைந்து தேதிகளில் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழையை பொறுத்தவரையில் அடுத்த ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் மேலும் சென்னை முதல் கடலூர் வரையிலான வடகடலோர மாவட்டங்கள் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வட தமிழக கடலோர மாவட்டங்கள் வட கடலோர பகுதிகள் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் பலத்த காற்றானது மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் நகர் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் சில பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது தற்பொழுது நிலவரப்படி தென்கிழக்கு வங்கக்கடலில் அடுத்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கு பதினாறாம் தேதி ஒட்டி உருவாவதற்கான வாய்ப்பு உள்ளது அதுதான் நிலை தொடர்ந்து கண்காணித்து அவ்வப்பொழுது தெரிவிக்கப்படும் அதை எல்லாமே சொல்லுவோம் இப்போ பதினாறாம் தேதி துவங்குவதற்கான வாய்ப்பு உள்ளது அதுதான் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் முதல் இது வானிலை முன்னறிவிப்பில் பதினாறாம் தேதி இன்றைய நிலவரப்படி துவங்குவதற்கு வாய்ப்புள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நேற்று நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுகுறைந்து இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வட தமிழகம் புதுவை கடற்கரை ஒட்டியுள்ள பகுதியில் நிலவுகிறது இது தொடர்ந்து மேற்கு திசையில் நகர்ந்து தமிழகம் கேரள பகுதியில் கடந்து அரபிக்கடல் பகுதிக்கு செல்லும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடகிழக்கு பருவமழை தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் மிக தீவிரமாக உள்ளது பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது ஆறு இடங்களில் அதி கனமழையும் பதினாறு இடங்களில் மிக கனமழையும் நூற்றி எட்டு இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக சீர்காழியில் நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது இது கடந்த நூற்றி இருபத்தி ரெண்டு ஆண்டுகளில் பதிவான மிக அதிகபட்ச மழையாகும் வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரையில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பனிரெண்டு பதிமூன்று தேதிகளில் பரவலாகவும் பதினான்கு பதினைந்து தேதிகளில் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனம் முதல் மிக கனமழையும் சென்னை முதல் கடலூர் வரையிலான வட கடலோர மாவட்டங்கள் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் திருச்சி உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு வட தமிழகம் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் பலத்த காற்றானது மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் வட தமிழக கடற்கரை பகுதிகள் தெற்காந்திர கடற்கரை பகுதிகளுக்கு அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் பொதுவாக மிதமான மழை பெய்யக்கூடும் நகரின் சில பகுதிகளில் கனமழையும் பெய்யக்கூடியதற்கு வாய்ப்பு உள்ளது வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் கடந்த ஒன்று முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பதிவான மழையின் அளவு இருபத்தி ஒன்பது சென்டிமீட்டர் இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் இது இயல்பை விட பனிரெண்டு சதவீதம் அதிகம் சென்னையை பொறுத்தவரையில் பதிவான மழையின் அளவு ஐம்பத்தேழு சென்டிமீட்டர் இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு நாற்பத்தைந்து சென்டிமீட்டர் இது இயல்பை விட இருபத்தேழு சதவீதம் அதிகம் தமிழகம் மற்றும் புதுவை பொறுத்தவரையில் ஒரு நாளில் கிட்டத்தட்ட நேற்று முதல் இன்று வரையான காலகட்டத்தில் பதினைந்து சதவீதம் இயல்பை விட நமக்கு அதிகமாக கிடைத்திருக்கு நேற்று வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் மூணு சதவீதமாக இருந்தது இன்று ஒரே நாளில் நமக்கு ப்ளஸ் பன்னெண்டு சதவீதம் போயிருக்கு ஒரே நாளில் நிறைய பரவலாக